அனைவருக்கும் வணக்கம் க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் நம்ம டெய்லி வந்து குரூட் ஆயிலில் கால்ஸ் எப்படி ஜெனரேட் ஆகுது அது எப்படி மூவ் பண்ணுதுன்னு பார்க்குறோம் இன்றைக்கி குளோபலில் நிறையா இம்பேக்ட் இருந்துச்சு நேற்று மார்க்கெட்டும் நல்ல ஒரு குளோபல் இம்பேக்ட் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா மார்க்கெட் நல்லா பிரேக் டவுன் ஆச்சு நல்லா கீழேலாம் இறங்குச்சு இன்றைக்கும் இப்போ சடனாக மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஏறிட்டு இருந்த மார்க்கெட் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு க்ரூட் டிமாண்ட் கம்மியாகுதுன்றாங்க ஸோ அதனால் நமக்கு மார்க்கெட்டில் ஃபால் ஆகுதுன்றாங்க பட் நமக்கு தேவை ஃபண்டமெண்டல் தேவையில்ல நியூஸ் தேவையில்ல ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம் அதுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தாலே நம்மளால் மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இந்த சார்ட் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு லைவ் மார்க்கெட்லேயே ஒரு ஹெல்பிங் டூலாக இருக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ட்டில் கேண்டில்ஸ் மூவ்மெண்ட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே வரும் அதனுடைய பிரேக் அவுட் கிடைக்குதான்னு பார்க்கும் ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் கிடைச்சோன்னா நமக்கு மார்க் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேண்டலினுடைய கலரையே சேஞ்ச் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்க ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு கால் வந்திருக்கு பாருங்க அந்த மாதிரி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் தினமும் டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி வரும் entry point target one and two stop லாஸ்னு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில் கிடைக்கும் உங்களுடைய வேலை ஜஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அதில் என்ன கால்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு அதை ட்ரேட் பண்ணுங்கள் அவ்வளோதான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இப்போ நமக்கு என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா sell at six nine eighty nine இருக்குது first star at six nine seventy one இருக்குது எயிட்டீன் பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்குது இந்த எயிட்டீன் பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போனோம் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் வித்தின் ஒரு எயிட் மினிட்ஸில் மார்க்கெட் நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு டவுன் அந்த டவுனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட் ரேஞ்சான நமக்கு சிக்ஸ் நைன் செவன்ட்டியை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் கொடுத்துருக்கு வெறும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே கிடச்சிருக்கு ஸோ நமக்கு கிடைச்ச செல் கால் அங்கேயே நிற்கலை அதுக்கப்புறமும் கண்டினியூஸ் டவுன் அந்த டவுனில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்ட் வரைக்கும் பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் டூல் உங்களுக்கு கிடைச்சா உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும் இன்டர்டே ட்ரேடிங்க்கு நல்ல ஒரு டூலாக இருக்கும் ஹெல்ப்பிங்காக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ